தார்மீகக் கதை ஒரு காலத்தில் கம்பீரமான இமயமலையின் அடிவாரத்தில் எண்பதாயிரம் யானைகள் கூட்டம் வாழ்ந்து வந்தது அவர்களின் தலைவர் ஒரு அற்புதமான மற்றும் அரிதான வெள்ளை யானை அவர் மிகவும் அன்பான உள்ளம் கொண்டவர் பார்வையற்றவராகவும் பலவீனமாகவும் வளர்ந்து தன்னை கவனிக்க முடியாத தன் தாயை அவர் பெரிதும் நேசித்தார் ஒவ்வொரு நாளும் இந்த வெள்ளை யானை உணவு தேடி காட்டிற்குள் செல்லும் அவர் தனது தாய்க்கு அனுப்ப சிறந்த காட்டு பழங்களைத் தேடுவார் ஆனால் ஐயோ அவரது தாயார் எதையும் பெறவில்லை ஏனென்றால் அவருடைய தூதர்கள் எப்பொழுதும் அவற்றைத் தாங்களே சாப்பிடுவார்கள் ஒவ்வொரு இரவும் அவர் வீட்டிற்குத் திரும்பும்போது அவரது தாயார் நாள் முழுவதும் பட்டினியாக இருப்பதை கேட்டு ஆச்சரியப்படுவார் அவர் தனது மந்தையின் மீது முற்றிலும் வெறுப்படைந்தார் பின்னர் ஒரு நாள் அவர் அனைவரையும் விட்டு வெளியேற முடிவு செய்தது நள்ளிரவில் தனது அன்பான தாயுடன் காணாமல் போனார் அழகிய இளஞ்சிவப்பு தாமரைகளால் மூடப்பட்ட ஒரு அழகான ஏரிக்கு அருகில் உள்ள ஒரு குகையில் வாழ அவர் அவளை காண்டோரானா மலைக்கு அழைத்துச் சென்றார் ஒரு நாள் வெள்ளை யானை உணவளித்துக் கொண்டிருந்தபோது பலத்த அழுகை கேட்டது பெனாரஸைச் சேர்ந்த வணக்காவலர் ஒருவர் காட்டில் வழி தவறி மிகவும் பயந்து போனார் உறவினர்களை பார்ப்பதற்காக அப்பகுதிக்கு வந்த அவர் வழி தெரியாமல் தவித்தார் இந்த பெரிய வெள்ளை யானையை பார்த்ததும் அவர் மேலும் பயந்து தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடினார் யானை அவரை பின்தொடர்ந்து சென்று பயப்படாதே என்று சொன்னது அவருக்கு உதவுவது மட்டுமே ஏன் இவ்வளவு கசப்புடன் அழுகிறீர்கள் என்று வனக்காவலரிடம் கேட்டார் கடந்த ஏழு நாட்களாக வனப்பகுதியில் சுற்றித் திரிந்ததால் வழி தெரியாமல் அழுது கொண்டிருந்ததாக வனத்துறை அதிகாரி பதிலளித்தார் இந்த காட்டின் ஒவ்வொரு அங்குலமும் தனக்குத் தெரியும் அவரை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல முடியும் என்பதால் கவலைப்பட வேண்டாம் என்று யானை சொன்னது பின்னர் அவர் அவரைத் தன் முதுகில் தூக்கிக் கொண்டு காடுகளின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றார் அங்கிருந்து வனவர் தனது மகிழ்ச்சியான வழியில் பெனாரசுக்குத் திரும்பினார் நகரத்தை அடைந்தபோது பிரம்மாதத்த மன்னனின் தனிப்பட்ட யானை இறந்துவிட்டதாகவும் மன்னர் புதிய யானையை தேடுவதாகவும் கேள்விப்பட்டார் அரசனுக்கு ஏற்ற யானையை பார்த்தாலோ கேள்விப்பட்டாலோ அந்தத் தகவலைத் தெரிவிக்க வேண்டும் என்று அவருடைய தூதர்கள் நகரத்தில் சுற்றித் திரிந்தனர் வனத்துறையினர் மிகவும் உற்சாகமடைந்தது உடனடியாக மன்னரிடம் சென்று கண்டோரானா மலையில் தான் கண்ட வெள்ளை யானையை பற்றி கூறினார் இந்த அற்புதமான யானையை பிடிக்க யானை பயிற்சியாளர்களின் உதவி தேவைப்படுவதாகவும் அவர் வழியை குறித்ததாகவும் கூறினார் அரசர் அந்தத் தகவலில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் உடனடியாக வனத்துறையினருடன் பல வீரர்களையும் யானை பயிற்சியாளர்களையும் அனுப்பினார் பல நாட்கள் பயணத்திற்குப் பிறகு குழு யானைகள் வசிக்கும் ஏரியை அடைந்தது அவர்கள் மெதுவாக ஏரியின் விளிம்பிற்குச் சென்று புதர்களுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டனர் வெள்ளை யானை தனது தாயின் உணவிற்காக தாமரை தளிர்களை சேகரித்துக் கொண்டிருந்தது மற்றும் மனிதர்கள் இருப்பதை உணர முடிந்தது அவன் நிமிர்ந்து பார்த்தபோது வனக்காவலரை கண்டான் அவன்தான் அரசனின் ஆட்களை தன்னிடம் அழைத்துச் சென்றான் என்பதை உணர்ந்தான் அவர் நன்றியின்மையால் மிகவும் வருத்தப்பட்டார் ஆனால் அவர் ஒரு போராட்டத்தை நடத்தினால் ஆண்கள் பலர் கொல்லப்படுவார்கள் என்று முடிவு செய்தார் மேலும் அவர் யாரையும் புண்படுத்தும் அளவுக்கு இரக்கமுள்ளவராக இருந்தார் எனவே அவர் அவர்களுடன் பெனாரசுக்குச் செல்ல முடிவு செய்தார் பின்னர் கருணையுள்ள மன்னரை விடுவிக்கக் கோரினார் அன்று இரவு வெள்ளை யானை வீடு திரும்பாததால் அவரது தாய் மிகவும் கவலையடைந்தார் வெளியில் சத்தம் எல்லாம் கேட்ட அவள் மன்னனின் ஆட்கள் தன் மகனை கொண்டு போய் விட்டார்கள் என்று யூகித்தாள் மன்னன் அவனை போருக்கு ஏற்றிவிடுவான் தன் மகன் நிச்சயம் கொல்லப்படுவான் என்று அவள் பயந்தாள் தன்னை கவனிக்கவோ உணவளிக்கவோ கூட யாரும் இல்லை என்று அவள் கவலைப்பட்டாள் அப்படியே படுத்துக்கொண்டு கதறி அழுதாள் இதற்கிடையில் அவரது மகன் அழகான பெனாரஸ் நகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது முழு நகரமும் அலங்கரிக்கப்பட்டது மற்றும் அவரது சொந்த தொழுவம் மகிழ்ச்சியுடன் வர்ணம் பூசப்பட்டது மற்றும் நறுமண மலர்களின் மாலைகளால் மூடப்பட்டிருந்தது பயிற்சியாளர்கள் தங்கள் புதிய மாநில யானைக்கு விருந்து வைத்தனர் அவர் எந்த வகையான தூண்டுதலுக்கும் பதிலளிக்கவில்லை அது மனம் கொண்ட மலர்கள் அல்லது அழகான மற்றும் வசதியான நிலையானது அவர் முற்றிலும் விரக்தியுடன் அமர்ந்திருந்தார் யானை உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் வீணாகிவிடுமோ என்று பயந்ததால் கவலையடைந்த பயிற்சியாளர்கள் நேராக தங்கள் அரசரிடம் நிலைமையை தெரிவிக்க சென்றனர் அவர்கள் கூறியதை கேட்ட அரசன் மிகவும் கவலையடைந்தது குதிரை கூடத்திற்குச் சென்றான் அரச மேசையில் இருந்த யானை உணவை அளித்து ஏன் இப்படி வருந்துகிறீர்கள் என்று கேட்டார் தான் மாநில யானையாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் அரசனுக்கு பணிபுரியும் வாய்ப்பைப் பெற்றதற்கும் யானை பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் அம்மாவைச் சந்திக்கும் வரை ஒன்றும் சாப்பிடமாட்டேன் என்று வெள்ளை யானை பதிலளித்தது அதனால் அரசன் அவனிடம் அவனுடைய தாய் எங்கே என்று கேட்டான் யானை கண்டோரானா மலையில் வீட்டிற்குத் திரும்பிவிட்டதாகவும் பார்வையற்றவளாகவும் தனக்கு உணவளிக்கவும் அவளை பராமரிக்கவும் யாரும் இல்லாததால் கவலையாகவும் பசியாகவும் இருக்க வேண்டும் என்று பதிலளித்தது அவள் இறந்துவிடுவாளோ என்று பயந்தான் கருணையுள்ள அரசன் யானையின் கதையைக் கண்டு வியந்து பார்வையற்ற வயதான தாயிடம் திரும்பி வந்து அவளை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான்